போடுறது இதுக்கு எப்படி இல்லை இதுக்கு எப்படி நம்ம மூக்கணம் போடுறது ஒரு மாடு தவறு மாத்துறது அதே அப்படி சவுண்ட் விடுதுங்க லோக்கல் வீடியோ எடுக்குங்க Mm-hmm.